அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பாருங்கள் செப்டம்பர் டுவெல் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது ஸோ நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் வருதுன்றதை அனலைஸ் பண்ணுவோம் இது மார்னிங் மார்க்கெட் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுவோம் தான் ப்ரீவியஸ் கால் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா பைக்கால் தான் அது உங்களுக்கு ஷோ பண்ணுறக்காண்டி இதை ஷோ பண்ணுறோம் ப்ரீவியஸ் காலான பை பைக்கால் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்தது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கில் நமக்கு நல்ல மூமெண்ட் கிடச்சதுனால டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணுச்சு அதுக்கப்புறமும் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் தான் ஏன் நம்ம வந்து டுவெல் பிஎம் அனலைஸ் பண்ணுறோன்னு புதுசாக வரவங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி ஒன்றும் இல்லை நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டைமிங்கில் அப்ளை பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குது இப்போ மார்னிங்கில் ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவிட்டி நல்லா மூவ் பண்ணும் ஆனால் கமாடிட்டி பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் வந்து ஒம்பது மணிக்கு இருக்காது அதே ஒரு டென் ஓ கிளாக் ஒரு லெவன் ஓ கிளாக் ஆக ஆக வால்யூம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும் நாங்கள் ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் வருது அது எப்படி மூவ் பண்ணுது அப்படின்றத ரொம்ப நல்லாவே வந்து அனலைஸ் பண்ணுவோம் தான் ஸோ அதில் நமக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிற கால் நல்லாவே நைன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மந்த்லேருந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது தான் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக போய்கிட்டு இருக்கு ஸோ இது நமக்கு ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் கிடைச்ச கால் அப்படின்னு சொல்லி பார்த்தா செல் கால் தான் வந்து ஜெனரேட் ஆகும் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த சார்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா எப்போ ட்ரெண்டு மாறுதோ அப்போ மட்டும்தான் கால்ஸ் வர மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் நமக்கு கிடைச்ச பைக் கால் பாருங்கள் நல்லா சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மேலே தான் ட்ரேடிங் போச்சு பட் இப்போ ஷார்ப்பாக ஒரு டவுன் ஒரு பெரிய கேண்டில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி பாயிண்ட் கிட்டக்க டவுன் வந்துச்சு அந்த டவுன் மொமெண்டம்னால நமக்கு டவுன் சைடில் ஒரு பிரேக் அவுட் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஏதோ ஒரு ஹியூஜான ஒரு செல்லர் வந்து செல்லிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் கூட சொல்லலாம் அதனால் ஒரு சின்ன ஒரு ஒரு பிளிங்க் பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடு வந்திருக்கும் அந்த மொமெண்டமில் நமக்கு டவுன் சைடில் ஒரு க்ளோசிங் கிடச்சிருச்சு அதனால் நமக்கு இந்த ஸ்டார்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு ஸோ நமக்கு க்ரூட் ஆயில் இப்போ டவுன் சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் தருது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக என்ட்ரி லைன் இருக்குது பாருங்கள் sell at six eight nine zero அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் நல்லா அதுக்கு ஃபைவ் பாயிண்ட் மேலே தான் ட்ரேடிங் போகுது ரொம்ப ஈஸியாக என்ட்ரி எடுக்கலாம் அடுத்து கீழே இருக்க red colour lines target line மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன் இப்போ லாஸ் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி stop loss line so everyday நமக்கு தினமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் அந்த ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி அது நமக்கு எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது நம்ம ரொம்ப அனலைஸ் பண்ணுறது பன்னெண்டு மணிக்கு அப்புறம் தான் அனலைஸ் பண்ணுவோம் பட் இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ பிஎம் ஆயிடுச்சு இப்போ தான் நமக்கு செல் காலே ஜெனரேட் ஆயிருக்கு நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆனதில் stop loss line cross over ஆயிடுச்சு அதனால் நமக்கு கிடைச்ச செல் கால் ஸ்டாப் லாஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு டூ டென்னுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து அப்பர் சைடில் ஏற ஆரம்பித்ததில் நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து இப்போ பையிங் மொமெண்டமாக சேஞ்ச் ஆகுது அதனால் பைக்கால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆயிருக்கு ஸோ க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at six nine twenty five so நமக்கு ஒரு இந்த சார்ட்டில் ஒரு பை கால் ஜெனரேட் ஆனாலும் ஒரு செல் கால் ஜெனரேட் ஆனாலும் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடச்சிரும் உங்களுடைய வேலை ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணி அதில் வர ஆர்டர் பிளேஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும் இல்லைனாலும் நீங்கள் ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் நம்ம கிடைச்ச sell call first two minutes பாருங்கள் அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட தான் ட்ரேடிங் வந்து போச்சு பட் தேர்ட் கேண்டில் ஓப்பன் ஆன ஸ்பீடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் ஆரட் ரேஞ்ச் கிட்டக்க போயிருக்கு சிக்ஸ் நைன் ஃபார்ட்டி டூவை டச் பண்ணியிருக்கு பட் நமக்கு ஃபஸ்ட் ஆரட் லைன் என்ன சொல்லுதுன்னா six nine forty two point thirty ஒன்னு சொல்லியிருக்கு ஸோ ஃபார்ட்டி த்ரீ போகணும் ஸோ நமக்கு அந்த ஃபார்ட்டி த்ரீயும் இப்போ பாருங்கள் with within three minutes of ட்ரேடிங்கில் டார்கெட் ஒன் ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணி சிக்ஸ் நைன் ஃபிஃப்டிக்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச செல் கால் பை கால் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இல்லை இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இதை பற்றின இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னாலும் channel name NSC commodity trader அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் பெட்டரான ஐடியாஸ் கூட இந்த க்ரூட் ஆயில் வீடியோஸ் அப்புறம் பேங்க் நிஃப்டி வீடியோஸ் பார்க்குற மூலிமா கிடைக்கும் தேங்க்யூ